ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இருக்கோம்னா சென்ட்ரல் பார்க் செஸ்டர் ஃபீல்டில் இருக்கும் இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா இங்கேயும் வந்து நிறைய ஸ்கல்ப்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அவேக்கிங் ஸ்கல்ப்சர் இது என்ன ஸ்கல்ப்சர்னா பூமியிலேருந்து பாதி ஒரு பர்சன் வெளியே வர மாதிரி ஸ்கல்ப்சர் இது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணவங்க பேர் வந்து சேவார்ட் ஜான்சன் இவங்க நைன்டீன் எயிட்டியில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்கல்ப்சர் வந்து வாஷிங்டனில் இருக்குது இது இந்த ஸ்கல்ப்சர் வந்து செகண்ட் ஒன் செஸ்டர் ஃபீல்டில் இருக்குது அந்த ஸ்கல்ப்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ என் இதுவே வந்து இது வந்து ஃபுட்டு இதுவே என் ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள் என்னுடைய ஹைட்டுக்கு மேலேயே இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் ஃபுல்லாக காட்டுறோம் இங்கே பாருங்கள் ஏர்த்லேருந்து ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரக் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வர மாதிரி ஸ்கல்ப்சர் இது இது ஓவரால் ஸ்கல்ப்சர் பாருங்கள் ஒரு ஹேண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வர மாதிரி ஒரு ஹேண்டு ஒரு லெக்கு மட்டும் வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கும் இன்னொன்று அந்த ஃபுட் வெளியே இருக்கும் ஸோ இந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான் இங்கே பாருங்கள் டீத்தெல்லாம் பாருங்கள் is gonna catch you. Let's go to her fingers. Come, Advik. இங்கே பாருங்க மீதி ஃபுல்லாக நம்ம குள்ள இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ஃபிங்கர் பாருங்கள் அத்விக் ஹைட்டுக்கு வருது பாருங்கள் ஸோ அந்த அளவுக்காக தான் நான் கா மெஷர் பண்ணுறதுக்காக தான் நான் காட்டுறேன் எவ்வளோ பிக் அது வந்து ஃபுட்டு இது ஒரு லெக்கு இங்கே ஒரு ஹேண்டு இங்கே ஒரு ஹேண்ட் இருக்குது பாருங்க அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து அந்த ஃபிங்கர்ஸில் கூட காட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அப்படியே ரியலாக ஒரு பர்சன் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இது லெஃப்ட் சைட் லெக்கு இது வந்து வெறும் நீ மட்டும் தெரியுது பாருங்கள் நீயும் அந்த கால் இது மட்டும் தெரியுது ஃபுட் வந்து இதில் தெரியாது ஃபுல்லாக கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம ரைட் லெக் வந்து குள்ளே இருக்க மாதிரியும் ஃபுட் மட்டும் எல்லையாக இருக்கிற மாதிரி பாடியிருக்காங்க பாருங்கள் இது ஓவரால் ஸ்கல்ப்சர் வந்து இதுதான் நம்ம இந்த லெக்குக்குள்ளேயே போகலாம் Hide and seek wel een truc aan Die, die. இந்த ஸ்கல்ப்சர் வந்து பேர்ட்ஸ் இன் ஃப்ளை இது வந்து ஒரு ராட் ரெண்டு ராடில் வந்து எல்லா பேர்ட்ஸும் வந்து ஃப்ளை ஸ்கையை நோக்கி நம்ம பறக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க இந்த ஃபுல் இதுவுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து வாக் பண்ண இந்த கிட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக இந்த பா இதுக்காகவே விளையாடுறதுக்காகவே நாங்கள் இந்த பார்க் வந்திருக்கோம் இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து நான் காட்டுறேன் ஸ்விங்குக்காக தான் வந்தேன் மோஸ்ட்லி so From here to there. Ready? Three, two, one. Swing. Swing. two babies swinging. Swing, Anika, swing. Wow, super. அவன் அங்க உட்கார வைங்க ஆப்போசிட்ல No, you cannot Oh. It's okay. Come this side, Advik. This slide. No, I have a better slide. Okay. Wait, wait, wait, I will come. Ready? One, two, three, go! Hmm. फायर पोल அம்மா இதுக்கு போறா சீக்கிரம் சீக்கிரமா சீக்கிரம் பார்த்துமா So are we done? No. Yes, Salmo. okay, you stay here. I'll come tomorrow. You stay here. You and Akilkana, you stay here. 对， <laughs> 加油！加油！ Anika